வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மார்ச் சிக்ஸ்டீன் டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு gap up thirty five thousand six hundred range வந்து கிராஸ் அவுட் ஆயிருக்கு நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் டே ஃபினிஷ் ஆகும்போது செல் கால் வந்தபடி ஃபினிஷ் ஆயிருக்கு நமக்கு இப்போ நெக்ஸ்ட் கால் வந்துச்சு அப்படின்னா பை கால் தான் ஜென்ரேட் ஆகும் so green colour candle open ஆகும் நீங்கள் இப்போ பையன் குறைய ப்ரிப்பரேஷனோட ரெடியாகவே இருந்துக்கலாம் அதில் ஜஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்தோன்னா ஃபியூச்சர் ட்ரேடர் ஸோ இப்போ thirty five thousand six not எயிட்டில் பை வந்து வந்திருக்கு நீங்கள் இந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் இதில் மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் மாதிரி இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து thirty five six ninety seven point eighteen இருக்கு ஒரு நைன்ட்டி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்கு இந்த நைன்ட்டி பாயிண்ட் அச்சீவ் பண்ணுதான் அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது கேண்டலினுடைய கலரை சேஞ்ச் பண்ணிட்டு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எதிர்பார்த்தா எவ்வளோ தூரம் எயின் பண்ணலாம் ஒரு ஃபஸ்ட் டாரட் சேஃபாக எங்கே பண்ணலாம் செகண்ட் டாரட் எங்கே வச்சுக்கலாம் அதே ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் எங்கே பண்ணலான்னு கம்ப்ளீட்டான டீடெயில் லைவ் மார்க்கெட்டில் வரும் நமக்கு இப்போ கிடைச்ச பைக்கால் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்டக்க போயிருக்கு பட் இன்னும் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணலை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடைச்சிருக்க இந்த கால் அப்படியே இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டு போய் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு ஸோ நமக்கு இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ninety five percent of target achieve பண்ணிடுச்சு இன்னும் ஒரு டூ த்ரீ பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆயிரும் செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு அது பார்த்தீங்கன்னா அதுவும் அது பக்கத்திலே தான் வந்திருக்கு பட் பட் ஆனால் இன்னும் டார்கெட் பிரேக் அவுட் ஆகல ஃபஸ்ட் கேண்டில் நல்ல ஸ்பீடாக மார்க்கெட் ரைஸ் ஆச்சு ஃபஸ்ட் டாரட் வரைக்கும் போச்சு பட் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கிக்கிட்டு இருக்கு ஸோ அகைன் பையிங் ரேஞ்ச் கிட்டக்க தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆனது நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்ததுனால நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ரீச் அவுட் வந்து கொடுக்குது thirty five thousand six not eight வந்தது இப்போ சிக்ஸ் நைன்ட்டி எயிட் வரைக்கும் ரீச் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கிடைச்ச பைக்கால் த்ரீ மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணுச்சு கண்டினியூஸாக ஒரு பையிங் மொமெண்டம்லேயே இருந்துச்சு நமக்கு thirty five thousand eight hundred range break out கொடுத்துச்சு ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே பாசிட்டிவாக போய்கிட்டு இருந்துச்சு இப்போ ப்ரியஸ் கால் பார்க்கலாம் ப்ரியஸ் டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தது பை கால் வந்து வந்துச்சு ஒரு டூ ஃபிஃப்டி போல் ஜெனரேட் ஆச்சு தேர்ட்டி ஃபோர் நைன் எயிட்டி நைனில் பை பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சு வந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அதுக்கு ப்ரியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறுற ஒவ்வொரு தடவையும் நமக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அதில் வர கால்ஸ் பார்த்து நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இது ஃபியூச்சர் சார்ட் பார்க்குறோம் நம்ம ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஆப்ஷனில் கால்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதில் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது மட்டும்தான் கால்ஸும் வந்து கிடைக்கும் அதுவும் கேண்டலுடைய கலரும் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது சேஞ்ச் ஆயிரும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே உங்களால் ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும் இப்போ என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு bank Nifty weekly option thirty five thousand call option நாளைக்கு எக்ஸ்பெரி ஆக போகுது இந்த மணி ஆப்ஷன் தான் இது ஸோ இந்த மணி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு செவன் எயிட்டியில் நமக்கு பை கால் வந்திருக்கு வந்தது இப்போ செகண்ட் டார்ட் ஆக்சுவலி அங்கே பிரேக் அவுட் ஆன டயத்தில் இப்போ நமக்கு நைன் தேர்ட்டி ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து வந்து போய்கிட்டு இருக்கேன் ஸோ நமக்கு ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட் மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு அரௌண்ட் ஒரு sixty five to seventy range தான் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலான்ற மாதிரி டீட்டெயில் கிடச்சிரும் இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஃபியூச்சரில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you.